வணக்கம் ஓம் சிவோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் மகாபாரதம் எபிசோட் பதிமூணு எபிசோட் பன்னெண்டில் கர்ணன் யார் கர்ணனுக்கு எப்படி வில்வித்தையில் ஆர்வம் வந்தது அவர் வில்வித்தையை கற்றுக்கிறதுக்கு எப்படி துரோணர் கிட்ட போகிறாரு துரோணர் என்ன சொல்கிறாரு துரோணர் பாண்டவ கௌரவர்களுக்கு எப்படி வில்வித்தையை கற்றுக் கொடுக்குறாரு ஏன் அர்ஜுனன் மேலே மட்டும் தனி கவனம் செலுத்துறாரு தான் தனி கவனம் செலுத்துறது நியாயம்தான் அப்படின்னு எப்படி மற்ற மாணவர்களுக்கு புரிய வைக்கிறாரு அவர் வச்ச பரீட்சை என்ன அந்த பரீட்சையோட முடிவு என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் எபிசோட் பன்னெண்டில் பார்த்தோம் இந்த எபிசோட் பதிமூணுல ஏகலைவன் யாரு ஏகலைவனுக்கு வில்வித்தை மேலே எப்படி ஆர்வம் வந்தது ஏகலைவன் துரோணர் கிட்ட போய் என்ன கேட்குறாரு அதுக்கு துரோணர் என்ன பதில் சொல்றாரு எப்படி ஏகலைவன் தான் வில்வித்தை கத்துக்கிறாரு தான் கட்ட வித்தைக்காக என்ன குருதட்சணை ஏகலைவன் வந்து துரோணருக்கு தர்றாரு அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்தனாபுரத்தில் துரோணர் வந்து பாண்டவ கௌரவர்களுக்கு அஸ்திர சாஸ்திரங்களை ரொம்ப எளிமையாக துரிதமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு மாணவர்களும் ரொம்ப சிரத்தையோடு அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே சில வருஷங்கள் போகுது அப்ப அஸ்தினாபுரத்துக்கு அருகில இருக்கிற மகத நாட்டை சேர்ந்த ஒரு வேடன் அவர் பேர் வந்து ஏகலைவன் அவரும் தானும் வில்வித்தையில ஒரு பெரிய சிறந்த ஒரு வீரனா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனால் அதை யார்கிட்ட போய் கத்துக்கிறதுன்னு அவருக்கு தெரியல அதனால இந்த அஸ்திர சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்குற சிறந்த குரு யாருன்னு விசாரிக்கிறாரு அப்படி விசாரிக்கும் போது சிறந்த குரு துரோணர் தான் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது அதனால துரோணர் கிட்ட போய் தனக்கும் வில்வித்தை சொல்லித்தர மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு அதுக்கு துரோணர் வந்து சத்திரியர்களுக்கு மட்டும்தான் நான் வில்வித்தை சொல்லி கொடுப்பேன் மற்ற யாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லாம உனக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா ஏகலைவன் அப்பையும் துரோணர் கிட்ட தயவு செஞ்சு எனக்கு வில்வித்தைகளை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனா அப்பையும் துரோணர் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு விருப்பம் இருந்தா உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நீயே கத்துக்குவ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த பதில் வந்து ஏகலைவனுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை தந்தாலும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புதிய நம்பிக்கையும் தருது அதனால அதையே ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அப்படியே கத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அவர் அந்த காட்டுக்குள்ள போறாரு துரோணர் சொன்ன வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு தன்னோட இருப்பினர் இடுப்பிடத்திற்கு வந்த ஏகலைன் வந்து துரோணர் ப துரோணரை மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு வைக்கிறாரு அந்த சிலையை வந்து தன்னுடைய குரு உயிரோட உட்கார்ந்து தன்னை வந்து பயிற்சி செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு தானே வில்வித்தையை கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு இப்படி நாட்கள் சென்றுக்கிட்டே இருக்குது ஓரளவு வில்வித்தைய ஏகலைவன் கற்றுக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் என்னாகுது அப்படின்னா பாண்டவர்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போகிறாங்க அவங்க தங்களோட ஒரு வேட்டை நாயையும் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து ஏகலைவன் வந்து துரோணருடைய சிலை முன்பு பயிற்சி இருக்காரு அப்போ அந்த வேட்டை நாய் என்ன பண்ணுது அப்படின்னா காட்டுக்குள்ளே தனியாக ஒருத்தன் நிற்கிறத பார்த்து குறைக்குது இந்த குறைக்கிற ச சத்தம் வந்து ஏகலைவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அதனால ஏகலைவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நாய் இருக்கிற திசையை பார்க்காமையே அதாவது நாயை பார்க்காமையே அந்த சத்தம் இந்த திசையை மட்டும் நோக்கி கரெக்டா அம்பு எய்து அந்த நாயுடைய வாயை மட்டும் தைக்கிற மாதிரி அது அதாவது அதனுடைய உயிருக்கு எந்த சேதமும் இல்லாம அந்த நாய் வந்து குறைக்க முடியாதபடி வில்ல வந்து எய்திடுறாரு இந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எல்லாமே நாயோட வாயை சரியாக தச்சிருக்கு அதனால் அந்த நாயால் குறைக்க முடியலை அது தன்னுடைய இருப்பிடத்திற்கே திருப்பி வந்துடுது இதை பார்த்த அர்ஜுனன் இந்த நாய் அதாவது வாயில் வந்து அம்பு தச்சிருக்கிற இந்த நாயை பார்த்த அர்ஜுனனுக்கு வந்து மிகப்பெரிய திகைப்பாக இருக்குது எல்லா நுணுக்களையும் நுணுக்கங்களையும் கற்று தேர்ந்த ஒருத்தனால மட்டும்தான் இப்படி அம்பு ஏ முடியும் ஆனால் துரோணர் என்ன சொன்னார் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அஸ்திர சாஸ்திரங்கள்ல எல்லா நுணுக்கங்களும் தெரியும் அப்படி நான் வந்து உனக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு துரோணர் வந்து அர்ஜுனனுக்கு சத்தியம் பண்ணியிருக்காரு அதனால அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னை விட சிறந்த வீரன் யாரோ இந்த காட்டுக்குள்ள இருக்காங்க அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போகாம முதல்ல இந்த விஷயத்த வந்து துரோணர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயையும் அழைச்சிட்டு துரோணர் கிட்ட போறாரு அந்த நாயை பார்த்தோடனே துரோணருக்கே ரொம்ப அதிசயமாயிடுது எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்படி நுணுக்கங்கள் பாகங்களை கத்திருக்க முடியாது அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனையும் அந்த வேட்டை நாயையும் அழைச்சிக்கிட்டு அந்த வேட்டை நாய் வழிகாட்ட அர்ஜுனனும் துரோணரும் போறாங்க போகும்போது அந்த வேட்டை நாய் ஒரு இடத்துல நிக்குது அந்த இடத்துல பார்க்கும்போது துரோணர் மாதிரியே ஒரு சிலை வந்து செய்யப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி ஒருத்தன் நின்று பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை கூப்பிடுறாங்க துரோணர் வந்து கூப்பிடுறாரு நீ யாரு எதுக்கு ஏன் சிலையை வச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டேன் என் பேர் ஏகலைவன் நான் மகத நாட்டு வேடன் நான் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீயே கத்துக்குவ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அந்த வார்த்தைக்காக நான் வந்து உங்களை மனதளவில் வந்து குருவா ஏற்றுக்கிட்டு உங்க சிலை முன்னாடி நின்று தான் நான் வந்து பயிற்சி செய்வேன் அப்படி ஒரு நாள் பயிற்சி செய்யும் போது இந்த நாயுடைய என்னுடைய குறைச்சல் சவுண்டு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணனால அந்த நாயை வந்து நான் தாக்கினேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரோணர் கிட்ட வந்து ஏகலைவன் சொல்றாரு அது மட்டும் இல்லாம துரோணரோட காலில் விழுந்து வணங்குறாரு அப்போ துரோணர் வந்து ஏகலைவன் சொன்ன விஷயங்களை நம்பல திருப்பி ஏகலைவனை பார்த்து ரொம்ப கோவத்தோட இந்த நாயை காமிச்சு இந்த அளவுக்கு உனக்கு நுணுக்கங்களை சொல்லி கொடுத்த குரு யாருன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஏகலைவன் சொல்கிறாரு நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க நீங்கள் வந்து நேரடியாக சொல்லி கொடுக்கல எனக்குள்ளே இருந்து என்னை பயிற்சி செய்ய ஊக்கப்படுத்தி நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்க உங்களால் தான் நான் இந்த அளவு நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகலைவன் சொல்றாரு இந்த பதில் வந்து துரோணரை இன்னுமே வந்து கோவப்படுத்துது அதனால துரோணர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அர்ஜுனனுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே வில்வித்தையில உன்னை விட சிறந்த வீரன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அந்த அளவு நான் உனக்கு வந்து நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கோமே இப்ப எப்படி அந்த சத்தியத்தை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு உடனே அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது அவர் ஏகலைவன்ட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா நீ வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்கலனாலும் நீ என்னைய குருவா நினச்சிக்கிட்டு கற்றுக்கிட்டதுனால நீ எனக்கு சீடன் ஆயிட்ட எந்த ஒரு சீடனும் வந்து ஒரு குரு கிட்ட எந்த கலையை கற்றாலுமே வந்து ஒரு தட்சணை கொடுக்கணும் அந்த மாதிரி இப்போ நீ எனக்கு வந்து ஒரு குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ஏகலைவன் சற்றும் தாமதிக்காம நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் என் உயிரை கேட்டா கூட நான் கொடுக்குறேன் குருவே நீங்க என்னைய சீரனா ஏத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ வந்து துரோணர் யோசிக்கிறாரு அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த வில்வித்தைக்காரனா இருக்கணும் அப்படின்னா ஏகலைவன் வந்து வில்ல தொடவே கூடாது ஏன்னா அவனுக்கு மிகப்பெரிய நுணுக்கங்கள்லாம் தெரியுது அப்படி தொடாம இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா எந்த ஒரு குருவும் ஒரு தட்சணையா ஒரு பொருளை கேட்டா சீடனால தர முடியல அப்படின்னா அவங்க கற்றுக்கிட்ட அந்த நுணுக்கங்கள்லாம் வந்து மறந்து போயிடும் அந்த மாதிரி இப்ப நான் கேட்க போற தட்சிணை நீ கொடுக்கல அப்படின்னா நீ கத்துக்கிட்ட எல்லா நுணுக்கங்களும் எல்லா அஸ்திர சாஸ்திரங்களும் உனக்கு மறந்து போயிடும் அதனால நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஏகலைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மறந்து போகலைனாலும் நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் நீங்க வந்து என்ன சீடை நான் ஏத்துக்கிறதே பெரிய விஷயம் அதனால நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திய வாக்கு மாதிரி கொடுத்துட்றாரு அதை பயன்படுத்த நினைக்கிற துரோணர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எந்த ஒரு காரணம் வில் அம்பு எய்யணும் அப்படின்னா அவரோட அவங்களோட வலதுகை பெருவிரல் தான் ரொம்ப முக்கியம் அது இல்லாம வில்ல தொடக்கூட முடியாது அதனால இந்த விஷயத்த வந்து ஏகலைவன்ட்டு வந்து கேட்டுட்டா ஏகலைவன் வந்து அடுத்து வில்லையே தொடவே முடியாது அப்போ இவன் வந்து அர்ஜுனனை விட மிகச்சிறந்த வில்வித்தைக்காரனாக இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஏகலைவன்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து உன்னுடைய வலது கை பெருவிரலை வந்து எனக்கு வந்து குருதட்சிணையாக தரணும் அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஏகலைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து தன்னோட வலது கை பெருவிரலை நறுக்கி நம் தன்னுடைய குரு குருவான துரோணருக்கு வந்து குருதட்சிணையாக கொடுத்துடுறாரு இதை பார்த்து அர்ஜுனனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி துரோணருக்கும் அதிர்ச்சி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாலும் துரோண ஓனருக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தன்னுடைய சத்திய வாக்கை வந்து நான் காப்பாத்த போறேன் இனிமே வந்து ஏகலைவனால என்ன பண்ணாலும் அம்பு எய்ய முடியாது என்னோட மாணவனான அர்ஜுனன் மட்டும்தான் வந்து வில்வித்தையில சிறந்த மிக இந்த உலகத்திலேயே மிக சிறந்த வீரனா இருப்பான் இவனை வந்து தோற்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரவே முடியாது அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து அவருக்கு இருக்கும் ஆனா அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஷயத்துல சந்தோஷம் இருக்காது தன்னுடைய குரு வந்து இப்படி நடந்துகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் இருந்தாலும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு தன்னோட குருவோட தங்கள் இருப்பிடத்துக்கு குருவும் வந்து அர்ஜுனரும் வந்துருவாங்க இந்த மாதிரி பல கதைகளை கிளை கதைகளை கேட்கறதுக்கு ஓம் சிவோம் சேனலோட மகாபாரத கதைகளை தொடர்ந்து கேளுங்க உங்கள் ஆதரவை விரும்பும் நான் உங்கள் சித்ரா இது ஓம் சிவோம் சேனல் நன்றி வணக்கம்